வணக்கம் நிழலுடன் ஐந்து நிமிடம் இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்க எவ்வளவோ பிரச்சனை இல்லை இன்றைக்கி பெரும் பிரச்சனையாக இருக்கிறது பஸ்ஸு டிக்கெட் விலை ஏறினது மட்டும்தான் இதுக்காக நம்ம மாணவிகள் எல்லாருமே போராடினாங்க அப்படி போராட்டத்தில் கண்டிப்பாக நானும் சப்போர்ட் பண்ணுறேன் இதில் பாதிக்கப்பட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் நம்ம சுற்றி இருக்கிறது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு இவங்க மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க தர மற்ற யாருமே பாதிக்கப்பட போகிறதில்ல சின்ன ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல போனால் ஒரு ஏழை பொண்ணு டெய்லியும் கடைக்கு வந்துட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறா ஒரு மாத வருமானம் அவளுக்கு வந்துட்டு மூவாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு பேட்டான்னு சொல்லிட்டு இருபது ரூபாய் தராங்க அந்த அஞ்சு ரூபாயை போகிறதுக்காகவும் மறுபடியும் அஞ்சு ரூபாயை வரதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க மிச்சமான பத்து ரூபா அந்த அடுத்த நாள் பத்து ரூபா பாலோ சம்திங் ஏதோ வாங்கிக்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலை திடீர்னு பஸ்ஸு கட்டணம் விலை ஏறிடுச்சுன்றனால அவங்க போகிறதுக்கு பன்னெண்டு ரூபாயோ இல்லை பதினஞ்சு ரூபாயோ திரும்ப ரிட்டர்ன் வரதுக்கு பன்னெண்டு ரூபாய் பாஞ்சு ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு முப்பது ரூபா கிட்டத்தட்ட செலவாகுது பஸ்ஸு கட்டணத்துக்கு மட்டுமே முப்பது ரூபா கிட்ட அப்போ செலவாகுது அப்படி செலவாகுதுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாங்கக்கூடிய பொருட்களில் விலைவாசிகள் ஏறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடையில் போயிட்டு வேலை செய்கிறவங்க ஒரு அந்த பொண்ணு மட்டும் வேலை செய்யப்படுறதுல ஒரு நாற்பது பேர் இல்லை ஒரு ஐம்பது பேர் அப்படின்னு வேலை செய்கிறாங்க அப்படி வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த முதலாளி அந்த பொண்ணுக்கு மட்டும் புற தரப்போதில்லை அந்த நாற்பது பேருக்கும் சேர்ந்து புற தரப்போகுது இது வரைக்கும் இருபது ரூபா கொடுத்துட்டு இருந்த முதலாளி திடீர்னு புற தரும்போது அவர் தன்னோட விலை அந்த பொருளோட விலையை கண்டிப்பாக உயர்த்தி விற்றா மட்டும்தான் தான் அவருக்கான லாபத்தையும் எடுத்துக்க முடியும் அந்த வழி நடத்த அதாவது அப்படின்னா அவங்களோட தொழிலாளிகளையும் வழி நடத்தி கொண்டு வர முடியும் அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பொருளோட விலைகள் ஏறும் இது எப்படி போகும் இது எங்கே போய் முடியும்னா அதுவும் நம்மக்கிட்ட தான் நம்ம தான் பாதிக்கப்பட போகிறோம் நேற்று வரைக்கும் வாங்கிட்டு இருந்த ஒரு பொருளோட விலை பத்து ரூபானா இந்த விலை மூலயமா இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு இந்த விலை இந்த இது கட்டணம் தொடர்ந்துச்சுன்னா பஸ்ஸோட விலை கட்டணம் தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு பல ஒரு பொருளோட விலை வந்துட்டு பத்து ரூபா இருக்குது கண்டிப்பாக இருபது ரூபா வாய்ப்பு உண்டு அதேமாதிரி பார்க்க போனால் இன்றைக்கி ஒரு நியூஸை வந்துட்டு ஒரு நியூஸாக பார்க்கல இது வந்து ஒரு உண்மையாக நடந்த சம்பவம் ஒரு டீ கடையில் போய் நான் டீ குடிச்சிட்டு இருந்தேன் ஒரு அஞ்சு பசங்க வந்துட்டு டீ ஒரு பேப்பரில் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது நியூஸ் பார்க்குறாங்க கரெக்டாக இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்றைக்கி நியூஸ் பேப்பரில் காலையிலே ஃபஸ்ட்டு நம்ம மாணவிகள் போராட்டம் பண்ணதை வந்துட்டு நியூஸ் போட்டிருந்தாங்க அதை நியூஸாக கூட பார்க்காம லாஸ்ட் பேஜில் வண்டி டூ வீலர் ஃப்ரீயாக தராங்கன்னு சொன்னோடனே உடனே செல்ஃபி எடுத்துட்டாங்க ஃபோட்டோ பிடிச்சிட்டாங்க ஷேர் பண்ணுறாங்க போகிறாங்க வராங்க இங்கே நமக்காக இவ்வளோ தூரம் மாணவிகள் போராடுறாங்க அதை வந்து ஒரு நியூஸாகவே படிக்காமல் அது வண்டி ஃப்ரீயாக தராங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே உடனே பரபரப்பாகிட்டாங்க உடனே பரபரப்பாயிட்டாங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இவ்வளோ தூரம் பெருசாக போட்டிருக்காங்களே அதை பற்றி எதுவுமே பேசல கண்டுக்கல போல வரல இப்படி இருக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒன்று சரி விடுங்க அதை பற்றி நம்ம எதுவுமே பேச வேணாம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பஸ் தான் நம்ம கண்டிப்பாக எவனெல்லாம் ஏமாத்துறாங்க குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா நல்லா டிவியில் கவனிச்சிங்கன்னா நம்ம டெய்லியும் அஞ்சு ரூபா கொடுத்து போகிறது நமக்கு பெருசாக தெரியல அந்த அஞ்சு ரூபாயில் ஒரு ரூபா குறைச்சோம் நாலு ரூபா அஞ்சு ரூபா டிக்கெட் நாலு ரூபா ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படுற மாதிரிலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஒரு ரூபா குறைச்சிருக்காங்க அப்போ நூற்றி இருபது ரூபா டிக்கெட்டில் ஒரு ரூபா குறைச்சி நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபான்னு நம்ம போயிடுவோமா கண்டிப்பாக கிடையாது இதனால் என்ன சொல்ல வரேன்னா நூற்றி இருபது ரூபாவில் எத்தனை அஞ்சு ரூபா இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அஞ்சு ரூபா முப்பத்தி ரெண்டு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு ஒரு ரூபா குறைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சரி ஓகே அஞ்சு ரூபாய்க்கு ஒரு ரூபா குறைச்சிட்டாங்க முப்பத்தி ரெண்டு ரூபா அப்போ குறைஞ்சிச்சு நூற்றி இருபது ரூபாவில் முப்பத்தி ரெண்டு ரூபா பஸ்ஸில் நூற்றி இருபத்தெட்டு ரூபா நூற்றி இருபத்தெட்டு ரூபா இல்லை நம்ம பஸ்ஸில் கொடுத்து போயிடுவோமா ஒரு அறுபது ரூபா கொடுத்து போக வேண்டிய பஸ்ஸில் இல்லை ஐம்பது ரூபா கொடுத்து போக வேண்டிய பஸ்ஸில் நூற்றி இருபத்தெட்டு ரூபா கொடுத்து நம்ம அதை பயணிச்சிடுவோமா கண்டிப்பாக நம்ம பயணிக்க மாட்டோம் இதனால் என்ன சொல்ல வரேன்னா கட்டணம் வந்துட்டு பழைய விலைக்கு மாறினா மட்டுமே தான் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியுமே தவிர இல்லைன்னா முடியாது